பண்ணுறா ம் எவ்வளோ சம்மந்தம் ஃபோன் பண்ணுறான் அதிசயமாக்கிட்டு ஹலோ வணக்கம் டாப்பில் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா ம் அப்புறம் ஆ இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணுங்க எதுக்கு திட்டணும்னு தெரியலையே உலகத்துல எல்லாம் கிட்ட வந்து இவ்வளவு தான்டா